ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹேண்ட் சானிடைசர் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து இது வந்து நம்ம வெளியே வாங்கும் போது ரொம்ப ஒரு காஸ்ட்லிங்க நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆலோவேரா ஜெல் இது வந்து எயிட்டி ருபீஸ் இது isopropyl alcohol five hundred ML இது வந்து டூ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்குது இது வந்து நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே வந்து ஆல்கஹால் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இது ரெண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் lavender essential oil tea tree ஆயிலும் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ராக்ரன்ஸ் எந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இது போல் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது இது மூணு தான் வந்து நமக்கு தேவை aloe vera gel isopropyl isopropyl alcohol plus உங்களுக்கு வந்து எந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குதோ அந்த எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கலாம் டீ ட்ரீ ஆயில் அது போல் வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது அதனால் வந்து இதை இதை வந்து நாம் இந்த மூணு வச்சு தான் வந்து இன்றைக்கி நமக்கு ஹேண்ட் சானிடைசர் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன் இதுக்கு நமக்கு மிக்சிங் ஒரு கப் வேணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு உடன் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன் கப் இது வந்து ஆஃப் கப் இதோட ப்ரொபோர்ஷன் வந்து ஐசோ ப்ரொஃபைல் வந்து ஒன் கப் ஆலு ஆலுவேரா ஜெல் வந்து அரை கப் இப்போ ஒரு ஃபனல் ஊற்றுறதுக்கு நமக்கு வந்து இந்த காலி பாட்டிலும் இருக்குது இல்லைன்னா இந்த பாட்டிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆலோவேரா நம்ம காலி ஆகுது இல்லையா இதே பாட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஐசோ ப்ரொஃபைலில் வந்து ஒரு கப் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து ஸ்டவ் கிட்டலாம் செய்யாதீங்க இது ஃப்ளேமபிள் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு டேபிள் மேலே செய்ங்க அப்புறம் உடனே வந்து கவர் பண்ணி வச்சுருங்க இதை வந்து நம்ம இந்த கப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து அதுவும் வந்து நான் ஊற்றிக்கிறேன் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு அரை கப்பு தேவை நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம் பட் வந்து நான் வந்து இந்த பாட்டில் ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து அரை கப் நான் வந்து ஜெல் போட்டுட்டேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் வந்து இது போட்டுக்கலாம் லாவெண்டர் இல்லைனா எந்த எசென்ஷியல் ஆயில்னாலும் பரவாயில்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆலோவேரா ஜெல் ப்ரொஃபைலோட நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் அது அது கலந்து வர்றது இல்லைன்னா நம்ம இப்படி எடுத்தோன்னா அந்த ஜெல் இருக்கும் நல்லா கலந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு எதுவும் இல்லை பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம் நான் இங்கே பழைய பாட்டில் வச்சுருக்கேன் அந்த பாட்டிலில் வந்து நான் ஊற்றுறேன் இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் ஃபனல் போட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு கீழே தட்டு வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் போர் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இது இதில் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் மிச்சத்தையும் வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம் இது வந்து உடனே வந்து நம்ம மூடி போடணும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போடணும் பாருங்கள் நல்லா இது மாதிரி வந்து நம்ம ஷேக் பண்ணி நம்ம கைக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் மிச்சத்தையும் வந்து இன்னொரு பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம் நான் அதே ஆலோவேரா பாட்டிலில் வந்து மிச்சத்தை ஊற்றுறேன் இது இன்னொரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அந்த ஆலோவேராவோட அந்த இதே நம்ம போட்டுக்கலாம் பட் நம்ம கொஞ்சம் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாட்டில்லையே வந்து இது மாதிரி வந்து நம்ம செஞ்சிட்டோன்னா இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக ஆயிடுச்சு இப்போ மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நமக்கு வந்து இத்தனை பாட்டில் கிடச்சிது பாருங்கள் இது வந்து ஆலோவேரா ஜெல் பாட்டில் தான் மிச்சத்தை இதில் நான் ஊற்றிட்டேன் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளே வந்து செய்யும் போது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிறைய மாதத்துக்கே வரும் நம்ம வாங்க வேண்டாம் கடையில் சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிடலாம் இதில் வந்து ஒன்றும் ப்ரிப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான் கேர்ஃபுல்லாக ஸ்டவ் கிட்டலாம் செய்யாதீங்க டேபிள் மேலே ஏதாவது வச்சு செய்யுங்க அவ்வளோதான் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்